எத்தனை அடி வாங்கினேன்னா நாற்பது நாற்பது வாங்கினேன் இப்போ நீங்கள் வந்த வழியாக தான் எங்களுக்கு இந்த தண்ணீர் கிடைச்சது கிடைச்சது இப்போ எங்களுக்கு முன்னுக்கு நின்று செய்தது நீங்கள் அதை விட எங்களை விட முன்னுக்கு நின்று செய்த விட எங்களோட பின்னுக்கு ஒரு ஆள் இருப்பார் <laughs> சீசன் அவருக்கு தான் நீங்கள் நான் சொல்லணும் சூ நல்ல ஊதுண்ணா நல்ல அடி அடி நான் முதல்ல நான் அந்த கதைக்கே நம்பினீங்களா வந்து செய்வோம்னு சொல்லி இல்லை நான் நம்பேன் நீங்கள் நம்பல என்ன வணக்கம் மீண்டும் ஒரு புது காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்டுப்புலமண்ட் ஏரியாவில் வந்து இது நாங்கள் அடிக்கிற ரெண்டாவது குழாக்கினார் என்னோடய சந்தோஷம் வந்துருக்கிறார் உண்மையில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் நாங்கள் முதல் முதல் வந்து இந்த காட்டுப்புலம் இந்த ஏரியாவில் வரைகளை இந்த வீட்டை தான் கண்டினாங்க உண்மையில் சரியான பதிஞ்ச குடிசை வீடு பார்த்துட்டு தான் யோசித்தோம் இவங்க எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி சரி ஓகே இந்த இடத்த நாங்கள் ரங்கி காய்ச்சி பார்ப்போம்ட்டு வந்த இடத்துல இவங்க தங்களை நிலவரத்தை சொன்னாங்களே இந்த தங்களை தாங்களும் தண்ணி வசதி இல்லை தண்ணி வந்து அங்கால பக்கத்து வீட்டில் போய் எடுக்கணும் எடுக்கிறதா அதால் டொய்லெட்டுக்கு மேலே குடி வசதி தண்ணி எல்லாம் வந்து நாங்கள் அள்ளி கொண்டு வந்து வச்சு செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே அதை பார்த்துட்டு தானே அப்போ நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு எங்களுக்கு உண்மையில சுவிசன்னா வந்து தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த காட்டுப்புலமண்ட ஏரியாவில் வந்து பதினோரு வீட்டுக்கு வந்து உதவி திட்டம் செய்கிறார் அதில் வந்து இது வந்து ரெண்டாவது குழப்பம் இந்த ஏரியாவில் சந்தோஷமாக இருக்கேன்டா இவங்க வந்து ஒரு அம்மாவும் ஐயாவும் மட்டும்தான் இந்த வீட்டை இருக்கணும் அதை வந்து கருவாடு போட்டு மீனை வந்து கருவாடு போட்டு அதை விட்டு அது அதன் மூலமாக தான் அவன் வருமானத்தை வந்து ஈட்டி அவன் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு வரீங்கன்னா அந்த வகையில் நாங்கள் குழாய்க்கு கிணறு அடித்து கொடுக்குறோம் சந்தோஷமாக இருக்குது வாங்க இந்த காணொலி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எத்தனை அடியில் அடிக்க போகிறோம் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணது வந்து இருபது அடி பட் நாங்கள் முதல் அடி கிணறு ஐம்பது அடிக்கு போயிடுச்சுது நாற்பது அடியில் பைப்பு போட்டோம் இது வந்து எத்தனை அடியில் போகுது என்ன மாதிரி தெரியலை தண்ணி என்ன மாதிரி வருதுன்னு தெரியலை பாப்பம் அங்கே வந்து நல்ல தண்ணி வந்துச்சு இதில் உப்பு தண்ணி இல்லை இங்கே கொஞ்சம் கடலுக்கு உள் பக்கம்தான் ஸோ நல்ல தண்ணி வருமென்ற நம்பிக்கையில் பயணிக்கிறோம் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் நிலத்திலும் ஆண்டவரே தண்ணீரை தோண்டும் பொழுது கெத்தாவே உம்முடைய வார்த்தையின்படி கெத்தாவே கண்மலையை பிளந்து ஆண்டவரே நீ பராந்திரத ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்த தேவனப்பா உம்முடைய வார்த்தையின்படி கெத்தாவே இந்த தண்ணீரை தோண்டும் பொழுது கெத்தாவே ஆவியான உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே கொடுக்கும் கரங்களை நீர் ஆசிர்வதிக்கணும் ஆண்டவர் எத்தனை வாங்கினேன்னா நாப்பாடி நாப்பாடி வாங்கினேன் இது என்ன செய்யறது வந்து என்ன அடிக்கணும் க்ளீன் பண்ணி அடிக்கணும் ஆ நாற்பது வெட்டிய மூடி ஆ நான் போய் ரெண்டு டைம் போட்டுனாங்க அது போட மூடி போட்டோம் அதையும் போட போறீங்களா ஓ அது போடணும் மூடி போடணும் உயர்த்தி போடணும் வெள்ள நிற்கிறாங்க வெள்ள நிற்கிறோம் உயர்த்தணும் அதுதான் மாட்டிக்கிறாங்க போட போகிறோம் அதான் துண்டு சரி சரி ஓகே பாருங்க இப்போ தண்ணி நல்லா ஓரம் வருது நல்லா வருது தண்ணி டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நல்ல தண்ணி ஒன்று வெள்ளை தண்ணி கிடைக்காது ஓ அண்ணா <laughs> தண்ணியில் குளிக்கிறார் <laughs> ತು ನಲ್ಲ ಹೌದೇನ ನಲ್ಲ ಅಡಿ ಅಡಿ ಹಾಕಿ ஓ சந்தோஷமா சந்தோஷம் நேரம் சந்தோஷம் அது அம்மா எங்கே போயிட்டாங்க ஆ சரி பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஓகே நீங்கள் தோட்டம் செய்வீங்க இதில் என்ன பயிர் வைக்கிற ஐடியா ஐயா இல்லை இந்த கண்ட அரியல் வச்சு எனக்கு தோட்டம் செய்யுங்க என்ன அது அந்த மிளகு நிற்குது பிரச்சனை இல்லையா தோட்டங்கள் செய்யுங்க நாங்கள் மந்து வந்துட்டு இருக்கிற பாப்பம் தானே எத்தனை அடி அடித்தது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடி எத்தனை பெப்ப இவ்வளோ அடி முப்பத்தஞ்சு போட்டது ஓகே ரைட் ரைட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு அடி தாழ்பத்துக்கு தாட்டது அதே நேரம் முப்பத்தஞ்சு அடிக்கும் பெப்பு போட்டது ஸோ ஓகே இதுவும் ஒரு மாதிரி சிறப்பாக முடிஞ்சுது தண்ணியை நல்ல இதாக வந்துச்சு ஆனால் கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி வந்தேன்னு சொன்னால் இந்த இடத்தின் தன்மை என்ன தெரியல கடற்கரை அங்கே அடித்தது நல்லா வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருந்துச்சு மற்றபடி ஓகே அவங்களும் சந்தோஷம் ரெண்டாவது முடிச்சு மூன்றாவது கிணறு இருக்குது அதையும் பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழாய் கிணறு நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம் ஐயா முதல் முதல் தான் வந்தேன் நாங்கள் இந்த வீட்டில் வந்து காய்ச்ச இடத்துல ஐயா கேட்டவர் இப்போ குழாய் கிணறு தனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அது மாதிரி குழாய் கிணறு பிரச்சனை முடிஞ்சது சுவிசனாக தான் நன்றி சொல்லணும் நீங்கள் நீங்கள் தான் அந்த குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு உதவி செய்ய சுவிசனாக நன்றி சொல்லணும் அவர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஓகே சந்தோஷமாக இருக்கும் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை உங்களை கூட செய்திருக்கிறார் நன்றி அதுக்காக எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வருத்தங்கள் நாங்கள் கேட்டோம் இசப்பாவை நோக்கி பார்த்தோம் உங்களுக்கு நீங்கள் வந்த வழியாக தான் எங்களுக்கு இந்த தண்ணி கிடைச்சது கிடைச்சது இல்லை நீங்கள் வந்த ஒரு உதவி கேட்டவரையும் என்ன ஒரு உதவியை நான் செய்து தந்ததுக்கு நான் உண்மையில் நாங்கள் விட சுயசனாக தான் நீங்கள் நீங்கள் சுயசனாக தான் செய்யணும் நீங்கள் இப்போ எங்களுக்கு முன்னுக்கு நின்று செய்தது நீங்கள் தான் அதை விட எங்களை விட முன்னுக்கு நின்று செய்த விட எங்களை விட பின்னுக்கு ஒரு ஆள் இருப்பார் சுயசன் அவருக்கு தான் நீங்கள் நான் சொல்லணும் அப்படியே நாங்கள் நிற்கிறோம் இல்லை நாங்கள் கடைசி மட்டும் செஞ்சிருக்க மாட்டோம் அவர் செய்ய நீங்கள் எங்களுக்கு மாண்டத்தில் நீங்கள் அவரோட ரெண்டு முன்னுக்கு நின்று அது செய்து உங்களுக்கு நான் முதல்ல நான் வந்து கதைக்கே நம்பினீங்களா வந்து செய்வோம்னு சொல்லி இல்லை நான் நம்பேன் நீங்கள் நம்பல என்ன அம்மா நம்பையில் இப்படி தான் நான் இப்படியே என்னோட நினைச்சினாங்க நம்பையில் நம்பையில் என்ன பிள்ளைகளை நடந்து விடுதா அதாவது அந்த கடையில் ஜானை போட்டுவிட்டு அதாவது நான் இஜா விஜாவோ அதாவது நின்றுட்டு நான் பிரச்சனை இல்லை நான் நம்பேன் அப்படி இல்லை நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு என்னென்ன செய்வோம்னு சொன்னோம் அத்தனை செய்து போட்டு தான் இந்த ஏரியாவிட்டு போவோம் அப்படி தான் சுயசன் நான் சொல்லியிருக்கார் வடிவே உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியாக செய்யணும்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கிணறு அடித்தா ஃபுல்லாக பேப்பர் போட சொன்னவர் மேட்ட மோட்ரு வந்து நல்ல மோட்டர் வந்து வாங்கி கொடுக்க சொன்னார் இப்போ குவாலிட்டி குறைஞ்ச மோட்டர் அந்த உரண்டி இல்லாத மோட்டர் அதில் வாங்கி கொடுக்காம குவாலிட்டியான மோட்டர் வாங்கி கொடுக்க சொன்னார் அப்போ அப்படியே செய்கிறாரு உங்களுக்கு உண்மையில் அவர் கிடைச்சது பெரிய ஒரு புண்ணியம் தான் சொல்லணும் நீங்கள் முன்னுக்கங்களை தெரிஞ்சாச்சுன்னா அவர் அதுக்கு <laughs> நீங்கள் அவர் நாங்கள் முன்னாடி சொல்லிடுறோம் முதல் நாங்கள் கண்டது உங்களை தான் நான் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்கிறீங்க நாங்கள் சுயசனாக சுயசனாக அவருக்கு நன்றி சொல்லி ஓகே நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை கரண்ட் பிரே கரண்ட் இல்லை அதால் வந்து குழாய் பம்புக்கு இப்போ இந்த பம் தான் போட வேண்டி இருக்க போகுது என்ன மாதிரி உங்களுக்கு அது கொஞ்சம் கால்ச்சவங்க நான் என்ன இப்போ கரண்ட் இல்லைண்டா மோட்டர் அதான் விளங்குது எனக்கு விளங்குது என்னடா உங்களை வயசு இப்போ நீங்கள் குழப்பம் அடிச்சு தண்ணி இருக்கிற சிக்கலன் இருக்கு ஆனால் மோட்டர்னா கரண்ட் என்ன செய்ய போகிறீங்க அவையன்ற வீடு அது அவையன்ற வீட்டு எடுப்பான் மாட்டேன் அப்படியா அப்போ எங்களுக்கு உங்களுக்கு மோட்டர் போட்டதால பிரச்சனை இல்லை போட்டு தருவோம் அப்போ அப்புறம் கரண்ட் அங்கேயும் எடுக்கிறதே அப்புறம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க இல்லைங்க அதை நான் விசாரிச்சேன் அது பிரச்சனை இல்லை ரைப்புக்கு மட்டும் எடுக்கலாம் எடுக்கலாம் சரி அப்போ ஓகே நாங்கள் உங்களுக்கு மோட்டரை போட்டு தரோம் ஒரு மாதிரி நாங்கள் நட இந்த ஏரியாவுக்கு வந்து வந்து முதலாவதாக இறங்கினது இந்த வீடு தான் ஏன்னு சொன்னால் சரியான குடிசை வீடாக இருந்து இறங்கி மட்டும் இறங்கினாங்க கடைசியாக இந்த ஏரியாவில் இருக்கிற பதினோரு பதினோரு வீடு அவரோட எக்ஸ்ட்ராவாக எல்லாம் பன்னெண்டு இன்னொரு குழப்பம் அடிச்சு அடிச்சாங்க பன்னெண்டு அதை விட இங்கே வேறு வேறு உதவித்தான் கேட்டிருக்காங்க எல்லாம் நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் அந்த அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு பின்னுக்கு நின்று ஊக்கமளிக்கிற வந்து சுயசன் அவருக்கு தான் நாங்கள் முதல்கண் நன்றி தெரிவிக்கணும் மறக்காமங்கட வீடியோவுக்கு வந்து பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ எங்களை காணொலியில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தண்ணி இதுக்கும் Thank you.